வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டின் ஆகுது ஸோ நம்ம எப்பயுமே வந்து குரூட் ஆயில் கமாடிட்டி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுறது நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பண்ணுவோம் இல்லாட்டினா டேரெக்டாக ஒரு ஃபைவ் பிஎம் தான் வந்து பண்ணுவோம் ஸோ இந்த டைமிங்கில் தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணும் இப்போ ஆல்ரெடி கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் வந்து மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிட்டு நல்லா டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் ரிவர்ஸில் இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு ஸோ இந்த டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கனால நமக்கு டவுன் ட்ரெண்ட் அதாவது செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகிறோம் போகிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து எந்த பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சஜஷன் வந்து கொடுத்துருக்கு செல் கால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணியிருக்கு sell at five zero fifty four அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஒன் தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா five zero forty one point thirty seven வந்திருக்கு so five zero forty one வருதான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் அது ஆல்ரெடி டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரெண்டு இப்போ தான் வந்து சேஞ்ச் ஓவர் வந்து நடந்திருக்கு எவ்ரி ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயினுடைய ட்ரெண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வாலட்டையில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த சேஞ்ச் ஆகிற ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணணும் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏறுதுன்னு தெரியும் நல்லா இறங்குதுன்னு தெரியும் சில சமயம் நம்மளால் ஓவரால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட முடியும் பட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ச தடுமாற்றம் இருக்கும் ஸோ எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் இல்லை நம்ம எவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினப்போம் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் நார்மல் கேண்டில் மூவ் பண்ணுற மாதிரியே தான் மூவ் பண்ணும் பட் நாங்கள் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் கலர் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ கூட பாருங்கள் கேண்டில்ஸ் பார்க்க ரெட் கலர்னோன்னா நீங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது ஸோ அதனால் ரெட் கலர் கேண்டிலில் ட்ரேடிங் போயிட்டுருக்குன்ட்டு அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சேர்ந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்குது ஸோ இதனால் டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் எப்படி உங்களால் ட்ரேடிங் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுன்றதுக்குரிய ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இந்த சார்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு உங்களுக்கு பெரிய டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது உங்களுக்கு ஆர்டர் போட தெரிஞ்சாலே போதும் இதில் வர்ற கால்ஸை ஃபாலோ பண்ணாலும் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புக் பண்ண முடியும் நாம ஏன் இப்போ மெயினாக ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா எப்பயுமே இந்த கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ரொம்பவே வந்து மூவ் பண்ணாது ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த டைமில் ஈக்விட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாலட்டைல் இருக்கும் நல்ல மூமெண்ட் இருக்கும் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் பட் கமாடிட்டி அப்படின்றத எடுத்திங்க அப்படின்னா உள்ள வால்யூமே வந்து பெருசாக வந்து ட்ரேடிங் போகாது நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ குளோபல் மார்க்கெட் ஒவ்வொரு நாடுனுடைய அந்த கண்ட்ரீஸ்னுடைய கமாடிட்டிஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆக ஆக நம்மளுடைய ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக கமாடிட்டினுடைய மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஜென்ரலாக கமாடிட்டி டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் மூவ் பண்ணும் பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு தேவை கொஞ்சம் வால்யூம் தேவை அப்போனா தான் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிற கேண்டில் இல்லை நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் அந்த சைடு அந்த ஒன் சைடு போகையில் கொஞ்சம் நல்ல ரீச் வந்து கொடுக்கும் நமக்கும் டார்கெட்ஸை நல்லா வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் இந்த டைமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு ஸோ ஒன் ஓ கிளாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டே வந்து ஓப்பன் ஆயிரும் ஒன் ஒன் தேர்ட்டிக்கு அதே ஈவினிங் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம்லாம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டே வந்துடும் ஸோ அப்போதைக்கு இன்னும் ஹியூஜ் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்ஸ் வந்து போகும் ஸோ கமாடிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரேடிங் வந்து எந்த டைமிங்கில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதனால் நாங்கள் எப்போயுமே வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த டைமிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் எப்பயுமே ட்ரேட் பண்ணால் ஒன்றும் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பண்ணுங்கள் இல்லாட்டினா ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் ஸ்டாண்டர்டாக ட்ரேடிங்ஸ் பண்ணி உங்களால் தொடர்ந்து வந்து அச்சீவ் பண்ண வந்து முடியும் அதுக்காண்டி தான் இப்போதைக்கு நம்ம செல் கால் பார்க்கலாம் நமக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பை கால் தான் வந்து வரும் ஏன்னா அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ உங்களுக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால ரெட் கலர் கேண்டில்ஸ் போகுது செல் கால் போயிட்டுருக்கு அடுத்த ட்ரெண்ட் எப்போ வருதோ அதாவது பையிங் ட்ரெண்ட் தான் ஸோ பையிங் ட்ரெண்ட் எப்போ வருதோ அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இந்த கால் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னே நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டுக்கு க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் அதுவும் எப்போ வருது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு பை கால் வந்தால் எப்படி ஓப்பன் ஆகும் எப்படி ட்ரேடிங் போகும் செல் கால் வந்தால் இப்போ எப்படி பார்த்துட்ருக்கோம்ல இந்த மாதிரி எப்படி வந்து மூவ் பண்ணும் அப்படின்ற ஐடியா வந்து இந்த சார்ட்டை பற்றின ஐடியா உங்களுக்கும் வந்து கிடைக்கும் ஸோ இது எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த குருடாயில் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் குருடாயில்னு இல்லை பேங்க் நிஃப்டி சில்வர் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் சார்ட்டில் சேனலில் போய் பார்த்துக்கலாம் ஸோ சேனலில் என்எஸ்சி கமாடிட்டி டேட இந்த சேனல் நேம் இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இந்த சார்ட்டில் என்ன மாதிரிலாம் கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படிலாம் மூவ் பண்ணிகிட்ருக்குன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி செவன் ஆகுது நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட்டை நோக்கி மார்க்கெட் வேவேமாக வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு செவன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கடுத்து ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க ஆரம்பிச்சதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து டவுன் சைடில் வந்திருக்கு ஸோ இப்படி தான் டெய்லி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் நமக்கு கால் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் வந்து நடக்குது ஸோ இப்போ நம்ம அடுத்த ட்ரெண்ட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குச்சு இறங்கினதில் செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ரேஞ்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் கொடுத்துச்சு but once five thousand range கிட்ட போனோன்னே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் இருந்தனால மார்க்கெட் அதுக்கு கீழே போக விடலை ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஒன் ஆகுது இப்போ நமக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு buy at five zero thirty one அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இது வந்து பைக்கால் ஓப்பன் ஆகையில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணும் மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் ஸோ ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா five zero forty three point fifty எயிட்னு போட்டிருக்கு so five zero forty four வருதா அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும் ஓப்பனாக அந்த பாயிண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் பார்க்கும்போதே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் okay green colour candle buying trend நம்ம பை பண்ணலாம் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஒன்று கொடுத்துருக்கு ஸோ நாம் இப்போ தாராளமாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரூடாயில் என்ட்ரி வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்கு அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஒனில் இப்போ ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு sell call first twelve o'clock அப்புறம் வந்துச்சு வந்த செல் கால் நல்லா டார்கெட் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்னு எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பை கால் ஜென்ரேட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை இப்போதைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து அந்த buying range five zero thirty ஒனுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு five zero twenty five twenty four இந்த ரேஞ்சில் தான் இப்போ சடனாக ஒரு த்ரீ டென்னுக்கு அப்புறம் தான் இந்த ஈக்விட்டி மார்க்கெட் முடிய போகிற இந்த நேரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து வச்சு குரூடா இல்லை அப்போ கொடுத்த ரெக்கவரியில் தான் டக் டக்குன்னு நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ